என்ன பண்ற நீ இந்த ஸ்கூல்ல ஒரு அழகான பொண்ணுகிட்ட போயிட்டு ஐ லவ் யூ ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிட்டு வா ஓடு டேய் எதுக்கு இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஈஸியான டாஸ்க் ஒன்று கொடுத்துக்கிறேன் போய் ஐ லவ் யூ இப்படி மட்டும் ப்ரப்போஸ் மட்டும் பண்ணிட்டு வா போங்க போடா இவனை பண்ண சொல்லுங்கடா பண்ணுவானா போடா போடா போடா அடிச்சிர போறான்டா போடா ஐ லவ் யூ ஏய் ப்ரப்போஸ் பண்ண சொன்னேன் பண்ணிட்டேன் தேவையில்லாமல் மேலே கை வைக்கிறவெல்லாம் வச்சுக்கிட்டனும் வேற மாதிரி ஆகிடும் தலை கையெடு தலை இறக்கிடுவேன் போ சீக்கிரம் வா போடா பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு அடி நம்பிக்கை இல்லையா எண்ணி பார்த்துக்கோ